வீடியோ பார்க்க போகிறோம் இதில் வந்து லவங்கம் எண்ணெய் தயாரிக்க எப்படி தயாரிக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க இது பல்வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த வந்து ஒரு பஞ்சில் வந்து கொஞ்சம் தொட்டு நம்ம கபோர்ட்ஸில் ஷெல்ஃப்ஸ்லலாம் வச்சோன்னா எந்த ஒரு பூச்சியும் வந்து வராது இந்த வாசனை வந்து வீட்லேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் இது வந்து நம்ம பார்க்கலாம் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது ஒரு சின்ன பாட்டில் ஒரு ஃபைவ் எம்எல்ஏ வந்து நல்ல கொஞ்சம் நிறைய விலை அது நம்ம வீட்லேயும் வந்து தயாரித்தோம்னா நமக்கும் வந்து அது சீப்பாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நல்லா வந்து நம்ம லவங்கத்தை போட்டு நம்மளே வந்து தயாரிக்கிறது திருப்தி இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் லவங்கத்தை கொஞ்சம் வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஆலிவ் ஆயில் வந்து நமக்கு வந்து இது பாடிக்கு பாடி மசாஜ் அந்த ஆயில் இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க அதை பாயில் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து இந்த இதை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் கொஞ்சம் லவங்கம் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயும் அதே போல் தான் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ளேவர் அந்த அரோமா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நிறைய லவங்கம் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து இது முழுகிற வரைக்கும் வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வந்து லவங்கம் எடுத்துட்டா இன்னும் இன்னும் கூட வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நல்ல அந்த அருமா வந்து நல்லாயிருக்கும் ஆயில் டிஃப்யூசர் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது இந்த எண்ணெயை வந்து நம்ம கொஞ்சம் அதில் ஊற்றிட்டோன்னா வீடு ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ நான் தண்ணி கொச்சிடுச்சு இதில் இது உள்ளே வந்து இந்த நம்ம கிண்ணத்தை வச்சிடலாம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதுலேயே வந்து இது கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும் இந்த கொதிக்கிறதுல வந்து எண்ணெய் சூடாகி அந்த லவங்கத்தில் இருக்க எண்ணெய்லாம் வந்து இதில் வரும் அது கொஞ்சம் நேரம் வந்து பாயில் ஆகட்டும் இது போல் ஒரு பாட்டில் வந்து சின்ன பாட்டிலாக எடுத்து நம்ம அது வந்து ஆன பின்னாடி அது உள்ளே ஊற்றி ஒரு வந்து ஒரு ஃபோர் டேஸ் கூட வந்து நீங்கள் அப்படியே ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா வந்துடும் நீங்கள் சீக்கிரமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதே மா அந்த லவங்கத்தை உள்ளே வச்சுக்கலாம் அப்படியே வந்து கொஞ்சம் நாள் உங்களுக்கு ரொம்ப நாள் தே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லவங்கத்தை வந்து நல்லா ஒரு இது மெலிஸ் துணி எடுத்து அதில் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லவங்கத்தை வெறும் எண்ணெயை மட்டும் இது உள்ளே ஊற்றி வைக்கலாம் அது நீங்கள் உங்களுக்கு எப்படி படுதோ அப்படி பண்ணுங்கள் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் நல்ல வாசனை வருது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறட்டும் ஆறின பின்னாடி நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் வந்து அது அப்படியே இருக்கணும் அப்போ வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த லவங்கத்தோட எண்ணெய் கிடைக்கும் இப்போ இந்த பாட்டில் கண்டெய்னரில் வந்து நான் ஊற்றிட்டேன் இதை வந்து நீங்கள் கவர் பண்ணி கவர் பண்ணிவிட்டு ஒரு two minimum two days maximum four days வரைக்கும் வந்து நீங்கள் இதை அப்படியே வச்சுருங்க அது நல்லா வந்து அந்த ஆயிலெல்லாம் இறங்கி நல்ல எண்ணெய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இது நான் சொன்ன மாதிரி பல் வலிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபைவ் எம்எல்ஏ வந்து ரொம்ப காஸ்ட்லி வெளியே அது நம்மளே வீட்டில் வந்து தயாரித்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக முடியும் இதை வந்து ஒரு பஞ்சில் கொஞ்சம் தொட்டு ஒரே ஒரு ட்ராப் பஞ்சில் தொட்டு நீங்கள் கபோர்ட்ஸில் ஷெல்ஃப்ஸ்லலாம் வந்து போட்டு வைக்கலாம் அப்போ எந்த ஒரு பூச்சி தொந்தரவு இருக்காது அதே போல் பெட்ஷீட்ஸ் பெட் பெட் பெட்டில் தலைகாணியில் அங்கெல்லாம் கூட வந்து ஒரு பஞ்சில் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டுச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் வீடு முழுக்குமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இல்லை ஆயில் டிஃப்யூசரில் வச்சு கூட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதில் ஒரு டூ ட்ராப்ஸ் வச்சிங்கன்னா அது ஹீட் ஆகும்போது அந்த வேப்பர் வந்து வீட்டில் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் இது போல் இதில் நிறைய வந்து நற்குணங்கள் இருக்குது நீங்களே வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம வந்து வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்த்தோம் நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்னும் வேறு ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹலோ இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர்